நம்ம பயிற்சியாளர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம் ஓகேங்களா கொஞ்சம் அமைதியாக கவனிங்க கை தட்டுங்க ஓகேங்களா அவங்க பாடிட்டு இருக்கும்போது